வணக்கம் crude oil one mini chart இன்றைக்கி டே வந்து ஆகஸ்ட் டென் இப்போ டைம் ஒரு ஒன் டுவெண்ட்டி நைன் ஆக போகுது நமக்கு எவ்ரிடே இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட் மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணும் கேண்டிஸ்டிக் பிரேக் அவுட் அனலைஸ் பண்ணும் அந்த பிரேக் அவுட் நடக்கும்போது இமீடியட்டாக கால் வந்து ஜெனரேட் ஆகும் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நமக்கு பாருங்கள் க்ரீன் கலரில் ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பைக்கால் ஜெனரேட் ஆயிருக்கு பைக்கால் அப்படின்றதுனால நமக்கு க்ரீன் கலர் கேண்டில் அடுத்து என்ட்ரி பாயிண்ட் பாருங்கள் ஃபஸ்ட் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரைட் ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட்க்குரிய line by at seven one five eight so அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் மேலே இருக்க க்ரீன் கலர் லைன்ஸ் ஃபஸ்ட் ஆர்ட் செகண்ட் ஆர்ட் லைன் கீழே இருக்க red colour line stop loss line everyday இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டெய்லி வந்து கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும் நம்ம பர்டிகுலராக ஆஃப்டர்நூன் மார்க்கெட் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் morning market low volatile low moment so பெருசாக மூவ்மெண்ட் இருக்காது வர்ற கால் பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது ஆஃப்டர்நூன் மார்க்கெட்னால் நம்ம கிடைக்கிற கால் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் இப்போ கூட நமக்கு யூரோப்பியன் மார்க்கெட் கிட்ட வந்து ஒரு கால் கிடைச்சிருக்கு ஸோ இந்த கால் எப்படி மூவ் பண்ணுது இந்த யூரோப்பியன் மார்க்கெட் நமக்கு சப்போர்ட் பண்ணுதா சப்போர்ட் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் அப்படியே ஏறும் கரெக்டாக இப்போ ஒன் தேர்ட்டி ஸோ அந்த மொமெண்டம் அப்படியே கண்டினியூவாக மேலே போகுதா இல்லை கீழே வருதான்றதையும் பார்ப்போம் நமக்கு ஜென்ரேட் ஆன பைக்கால் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு இப்போ நமக்கு ஒரு அப்பர் சைட் மொமெண்டம் அந்த மொமெண்டமில் பார்த்தீங்கன்னா target one range break out eighteen point தான் டார்கெட் ஆக்சுவலி இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஒன் எயிட்டி த்ரீ வரைக்கும் மூவ்மெண்ட் கொடுத்து டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு பட் நமக்கு டார்கெட் எயிட்டீன் பாயிண்ட் தான் ஸோ எயிட்டீன் பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்லேயே க்ளோஸ் பண்ணியிருக்கு மார்க்கெட் நல்லா ஒரு வாலட்டைல் போச்சு மார்க்கெட் எயிட் தௌசண்ட் ரேஞ்ச்லாம் ட்ரேடிங் போச்சு நைன் தௌசண்ட் போச்சு இப்போ செவன் தௌசண்ட் வந்திருக்கு செவன் தௌசண்ட் ஹண்ட்ரட்லேயே ட்ரேடிங் வந்து போயிட்டே இருக்குது ஸோ மார்க்கெட் இன்னமும் இறங்குதா மார்க்கெட் எப்படி போ போகுது அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் பட் நம்ம ட்ரேட் பண்ணுறது இன்ட்ராடே ட்ரேட் தான் இன்ட்ராடேயில் இந்த நேரத்தில் இந்த மொமெண்டமில் நமக்கு என்ன கால் வருது வர்ற கால் எப்படி மூவ் பண்ணுதுன்றது தான் நம்ம பார்க்குறோம் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் நீங்களும் ஒரு இன்ட்ராடே ட்ரேடர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக ஒரு டூல் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த டூலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ